அனைவருக்கும் வணக்கம் நான் தான் ஹர்ஷத் ராஜதுரை நான் ஸ்ரீகிருஷ் சர்வதேச பள்ளியில் ஆறாம் வகுப்பில் படிக்கின்றேன் பெருமவற்றுள் யாமருந்து இல்லை அறிவறிந்து மக்கள் பேரு அல்ல பிற அறிவுடைய குழந்தைகள் தவிர நாம் அடைய வேண்டியது வேறு இல்லை என்று குரல் கேட்ட தன்னுடைய அனுபவ அறிவுரையால் என்னை தினந்தோறும் வழிநடத்தும் என் பெற்றோரை வணங்கி பெற்றோரின் அறிவுரை மாணவர்களுக்கு வழிகாட்டுகிறதே என்று உறுதியாக இன்னும் ஒரு முறை கூற உள்ளேன் நாம் பள்ளிக்கூடத்தில் கற்பது மட்டுமல்ல கல்வி பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை நாம் எதையெல்லாம் கற்றுக்கொள்கிறோமோ அது எல்லாமே கல்விதான் வாழ்க்கை பாடத்தை படிக்காதவர்கள் எல்லோரும் படிக்காதவர்கள் தான் வாழ்நாள் முழுவதும் தங்கள் அறுவையும் அனுபவத்தையும் நமக்கு அறிவுரையால் ஆலமர விதை போல் நம்முள் விதைப்பவர்கள் பெற்றோர்களே மாதா பிதா குரு தெய்வம் அந்த காலம் மாதா பிதா குரு கூகுள் தெய்வம் தான் காலம் தகவல் உலகத்தில் வாழும் நாம் எப்படியோ அறிவை பெற்று விடுகிறோம் வாழ்வில் ஒரு முடிவெடுப்பதற்கும் தடுமாற்றத்திலிருந்து மீள்வதற்கும் அறிவுரை கிடைப்பது சிரமமாகி விடுகிறது இருக்கும் வரை அல்லது கிடைக்கும் வரை பெற்றோரின் பண்ணை நாம் உணர்வதே இல்லை நமது பெற்றோர் இந்த உடை சரி இல்லைன்னு சொல்லும்போது கோபம் சரி இல்லைன்னு சொல்லும்போது விட்டு கொடுத்து போன்னு சொல்லும்போது வாழ்க்கையை வாழ்ந்த வெளியே வந்தவர்கள் அவர்களுக்கு தெரியும் எங்கே பள்ளம் உண்டு எங்கே மேடு உண்டு எங்கே சிராய்ப்பும் எங்கே விழுவோம் என்று அம்மா உரைத்த வளர்த்த பெண் கண்டிப்பாக மோசம் போனதில்லை அப்பா ஒருவரைத்த வளர்த்த ஆண் கண்டிப்பாக மோசம் போனதில்லை அறிவர்களுடன் வளர்வது ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னை பத்து மாதம் சுமந்தால் என் தாய் என்னை இன்று வரை சுமந்து கொண்டிருக்கிறார் என் தந்தை தூய்மையான அன்பு போலியற்ற அக்கறை நேர்மையான வழிகாட்டல் நியாயமான சிந்தனை நேசிக்கத்தக்க உபசரிப்பு மாறுதலில்லா நம்பிக்கை காயங்களற்ற வார்த்தை என உளமகிழ செய்தவர்கள் நம் பெற்றோர் நமது பெற்றோரை விட யாருக்கு தான் நம் நெல் அக்கறை இருந்து விட முடியும் தோழிக்கு தோழியாய் தோளுக்கு தோழனாய் தோல் கொடுத்தவர்கள் நம் பெற்றோர் அறிவும் அனுபவமும் கலந்த கம்பீரமான அறிவுரை கிடைப்பது அரிது அந்த வகையில் நாம் அதிர்ஷ்டசாலிகள் பெற்றோரின் அறிவுரையை